குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாட் பாரபிரம்ம தஷ்ம ஓம் குருவே நமக வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க போகிறோம் வந்து ஜோரிடம் அப்படின்னா என்ன ஜோரிடத்தை பற்றி நாம் ஒரு சாதாரணமான மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க இல்லை வந்து யோக பாதையில் சென்று அதை வாழ்ந்து அதை வென்று காட்டிய இவர்கள் மகான்கள் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நீங்கள் பார்ப்போம் அதாவது ஜோதிடம்னா நமக்கு என்னங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம்னா ஒரு நிகழ்வு நடக்குது ஒரு கெட்டதோ நல்லதோ நமக்கு நடக்கலாம் முன்னாடியே நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் உண்மையில் அப்படி அது இல்லவே இல்லை அப்படி பார்த்தா சரிங்களா அதாவது ஒரு நமக்கு நடக்க போகிற தீயது அப்படின்னு ஒன்று நமக்கு நடக்கிற நம்ம என்ன பண்ணுறோம் பரிகாரத்தின் மூலமாக நம்ம வந்து அதை மாற்றி அமைத்து விடுவோம் அப்படின்னு பலர் மக்கள் பல மக்கள் இன்னும் நம்புகிறாங்க சில பேர் அது பேர் ஒரு அபிப்பிராயம் மட்டும் இருக்கும் உங்களுக்கு நடக்க போகிற தீமையை உங்களால் மாற்ற முடியும்னா பரிகாரத்தை மூலமாக மாற்றி அமைச்சிடுறீங்க அந்த கிரகத்தோட வலிமையை மாற்றி அமைச்சிடுறீங்கன்னு வைங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க போகிற நன்மையையும் மாற்ற முடியும் தானே தீமையாக மாற்ற முடியும் தானே ஒன்று அப்படி நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இப்படியும் நம்பணும் சரிங்களா சரி அப்படின்னா பரிகாரம்னா என்னங்க பரிகாரம்னா பொய்யா அப்படிங்கிற நான் வரல பரிகாரத்தை பற்றி தனி ஒரு பதிவு போடுறேன் ஏன்னா நிறைய இருக்குது நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் பரிகாரத்தை நீங்கள் எப்படி செய்யணும் வாழ்க்கை முதல்ல ஒரு கர்ம கர்ம வினை என்ன உங்களின் கர்மா என்ன அந்த கர்மாவை நீங்கள் எதெல்லாம் மாற்றி அமைக்க முடியும் சரிங்களா ஏன் கிரகப்பெயர்ச்சிகள் அனைத்து அனைவருக்குமே வந்து பொருந்துவர் இல்லை எல்லாருக்குமே வந்து அது அதே பலன் எல்லாருக்கும் நடைபெறலை ஒரு கோடி பேருக்கு சனிப்பெயர்ச்சி ஒரு கோடி பேருக்கும் ஒரே விதமான பலன் இல்லை அந்த சனிப்பெயர்ச்சியில் ஏழரை சனியில் ஏழரை சனியில் அசமன் சனியில் கோடி ஆனவங்களும் இருக்காங்க கீழே வந்தவங்களும் இருக்காங்க ஏன் அவங்களுக்கு மட்டும் ஒரு மாதிரி இருக்குது ஜனன ஜாதகமாக சரிங்களா அப்படின்னா கிரக பயிற்சி ஏன் எல்லாரும் அந்த கிரக பயிற்சி சொல்லிட்டு இருக்காங்க யார் மக்களின் தவறா இல்லை ஜோதிடர்களின் தவறா எல்லா விதமான தனித்தனி பதிவாக நம்ம பார்ப்போம் முதல்ல ஜோதிடம் தான் நீங்கள் ஒரு தெளிவான விளக்கம் மட்டுமே புரிஞ்சுக்கோங்க ஜோதிடத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க மற்றவர்கள் மகான்கள் என்ன சொல்கிறாங்க அந்த கருத்தை மட்டும் உள்வாங்கி கொள்ளுங்கள் அதில் சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்கிறாருன்னா அளவு கடந்து நுட்பமாக ஜோதிடத்தில் கவனம் செலுத்துவது மூட நம்பிக்கையாகும் இந்துக்களுக்கு தீமை புரிந்த மூட நம்பிக்கைகளுள் ஜோரிடத்தில் அவர்கள் கொண்டிருந்த தீவிர நம்பிக்கையாகும் ஜோரிடத்தை அவர் மூட நம்பிக்கைங்கிறது சொல்கிறாரு அது ஏன் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறாரு தீவிர நம்பிக்கை தீவிர நம்பிக்கை அதில் வைக்கிறாங்க உங்களுக்கு ஒரு கெட்டது நடக்கும் என்று சொன்னால் அதில் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஆமாம் எனக்கு கெட்டது தீவிரமாக நம்புகிறாங்க அதெல்லாம் நான் அடிக்கடி சொல்லுவேன் மன வலிமையற்றவர்களுக்கு ஜோதிடம் எளிதில் பழித்துவிடும் சரிங்களா அடுத்தது ஸ்ரீ அரவிந்தர் சொல்கிறாரு பல ஜோதிட கணிப்புகள் பழித்திருக்கின்றன ஆனால் கிரகங்கள் நம் விதியினை தீர்மானிப்பதாகவோ அல்லது ஆட்டுவிப்பதாகவோ அர்த்தமில்லை அவை நம் செயல்களை கர்மாவை பதிவு செய்கிறது அவ்வளவே யோக பாறையில் செல்பவர்களுக்கு கிரகங்கள் செயலற்று போகும் இன்னுமே நிறைய எழுதியிருக்காங்க அதில் ஒரு துணுக்கு அவர்கள் சொல்லியவற்றில் ஒரு மேலோட்டமான ஒரு துணுக்கு மட்டுமே நான் உங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறேன் ஏன்னா இந்த ஜோதிடம் என்பதே வேதம் அதாவது ரிக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் அதர்வண வேதம் நான்மறை வேத வேதங்களில் ஒரு பகுதி தான் இந்த ஜோதிடம் சரிங்களா அப்படிப்பட்ட ஜோடம் ஒரு பகுதியாக தான் வச்சுருக்கிறாங்களே தவிர இதை முதன்மையாக வைக்கல என்றைக்குமே வேதத்தில் ஒரு அங்கமாக தான் சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா அது பரிகார முறை அதரவண வேரம் என்ன என்ன மாந்த மாந்திரிக முறை முழுக்க முழுக்க மாந்திரிக முறை கடவுளுக்கு ஒரு அருட்பா ஒரு செய்யுட்பா அதன் மூலமாக கடவுளை துதிப்படும் முறை தான் வந்து அதர்வண வேதம் அது நிறையா முறை இருக்குது ரிக்வேதத்தில் ரிக்வேதம் அது இசையின் மூலமாக கடவுள்களை வழிபடுவது மந்திரங்களின் மூலமாக கடவுள்களை வழிபடுவது இதெல்லாம் ஏன் சொல்லப்பட்டிருக்கு உங்கள் கர்ம வினையை உங்களால் மாற்ற முடியும் எல்லாராலையும் மாற்ற முடியுதாங்க சில பேர் என்ன அறிவுபூர்வமாக கேட்பாங்க அவங்களால மாற்ற முடியுமான இதில் இருக்கா அப்படின்னு கேட்குற மாதிரி அதை அறிவுபூர்வம்னு நினச்சிட்டு கேட்குறாங்க இல்லையான்னு தெரில மிக முட்டாள்தனமான கேள்வி வாழ்க்கை உங்களோட வாழ்க்கையை அனை அனைத்துமே ஒரு ஜோதிடத்தில் ஜாதகத்தில் இல்லை கிரகத்தின் கையில் இருந்துட்டால் உங்களோட பிறப்பின் நோக்கம் தான் அப்படின்னா எல்லாத்தோட பிறப்பும் கிரகங்கள் தான் ஆட்டு வைக்குதா இல்லை கிரகங்கள் தான் நிர்ணயிக்கிற இந்த கேள்வி நீங்கள் உங்களுக்கு நீங்களே நீங்கள் கேட்டுக்கொள்ளணும் எல்லாத்தோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக ஜோதிட கணிப்புகள் பழித்திருக்கின்றன தோல்வி நிச்சயமாக அடைந்திருக்கின்றன எல்லாத்தோட வாழ்க்கையிலங்க அதை மீறி ஜோடப்படி தான் உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்குது ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னா உங்களோட வாழ்க்கைங்கிற நீங்கள் உங்கள் கையில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலேன்னு அர்த்தம் நீங்கள் அவ்வளோ திறமையான வாழ்க்கையை நீங்கள் வாழலை இல்லை அவ்வளோ பக்குவப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழவில்லை என்று தான் நான் சொல்ல வேண்டும் சரிங்களா வாழ்க்கை ஒரு புடியில் நீங்கள் நிர்ணயிக்க வேண்டும் வாழ்க்கையை கிரகங்களை நீங்கள் அது யாரால் மாற்ற முடியாது பரிகாரம் திருப்பியும் சொல்கிறேன் தனி ஒரு பரிவாக நான் போடுறேன் எந்த பரி கர்ம வினையை நம்மால் மாற்ற இயலும் அதற்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இதை வந்து ஒரு ஆன்மீகமாக போய்டும் ஆன்மீகம்னா ஃப்ரீ வில் சில விஷயங்கள் உங்களுக்கு சாய்ஸ் நாலஞ்சு கொடுக்குன்னா அதில் ஒன்று நீங்கள் வாழ்க்கை நீங்கள் செஞ்சுக்க முடியும் அதுக்கு என்னென்னா கொஞ்சம் கடினப்படணும் கிரகங்களை நோக்கி நீங்கள் ஒரு எதிர் ஒரு படகு ஒரு பக்கம் போகுது அதுக்கு எதிர்பக்கம் ஒரு குழியில் போய் விட போகிறோன்னா நீங்கள் அது எதிர்பக்கம் துடுப்பு போடுறீங்க துடுப்பு போட்டால் கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டு தான் வரப்போகிறீங்க கீழே விழுவீங்கன்னு அர்த்தம் இல்லை எவ்வளோ நீங்கள் உடனே எவ்வளோ அளவு வந்தாலும் அவ்வளவு வேகமாக நீங்கள் துருப்பப்பட்டு அந்த பக்கம் கடந்து போகலாம் இதுவும் கடந்து போகும் அதுதான் உண்மை அதுதான் நிதர்சனம் அது திருப்பியும் ஒரு ஒரு விஷயத்தை நான் வந்து அடிக்கோடிட்டு காமிக்கிறேன் மன வலிமை அற்றவர்களுக்கு ஜோரிடம் எளிதில் பழித்துவிடும் நான் அவர்களுக்கு நான் இந்த சொல்கிற இந்த கருத்து கூட அவங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க உடனே அடுத்த வரி பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் அவங்க கேட்பாங்க அது நீங்களாக உங்களுக்கு இந்த பிறவியில் நீங்கள் செயல்பட வேண்டும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கே கேட்கலாம் நன்றி ஓம் சிவ ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு